சுபாமி வந்ததுனால நடந்த ரகளைய பாருங்க டிங் டிங் டிங் டிங் <laughs> எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா சாப்பாடு ஆஃப் அன் அவர்ல ரெடி ஆயிடும் வெளியே வெயிட் பண்ணுங்க போங்க எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது ரொம்ப பசிக்குது உண்மையா சொல்லுடா எனக்கு இப்பவே சாப்பிடணும் எனக்கு சிறுகுடல பெருகுடல் தின்னது எனக்கு இப்ப அப்படியே சுட சுட சாப்பாடு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சாப்பிடணும் போல இருக்கே என்ன இது எங்க இருந்து பறந்து வந்தது இது பறந்து வந்துச்சு டிங் டிங் டிங் டிங் இங்க ஏதோ தப்பு நடக்குது எனக்கு சந்தேகமா இருக்கு உனக்கு மட்டும் எப்படிப்பா இதெல்லாம் தெரியுது நான் தான் சொல்றேன்ல இங்க ஏதோ தப்பு நடக்கும்னு எனக்கு தோணுது உடனே நான் அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறேன் டிங் டிங் டிங் டிங் டேய் ஆ நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா தான் வந்தேன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல வந்துட்டியா சுபாமி எப்படி இருக்க இத்தனை நாளே நீ எங்க இருந்த சுபாமி நல்லதா இருக்க நான் மறுபடியும் நிஞ்சா ட்ரைனிங்க எடுத்துக்கிட்டேன் நிறைய டெக்னிக்ஸ் இப்ப கத்து வச்சிருக்கேன் ரொம்ப கடினமான ட்ரைனிங் எல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு எது பயமா இருக்கு இவள பத்த சந்தேகமாவே இருக்கே நான் கத்துக்கிட்டதெல்லாம் நிஞ்சாவோட நட்பு டெக்னிக் இது நான் என் பக்கத்துல கூட வர விட மாட்டேன் டிங் நீங்க கலக்கிட்டீங்க என்ன மன்னிச்சிருங்க டிங் டிங் டிங் டிங் ஹட்டோரி நில்லு எங்க போற நில்லு நான் உன்கிட்ட பேசணும் இவ எவ்வளவு அழகா இருக்கா ஹட்டோரி எங்க இருக்கா ஹட்டோரி எங்க இருக்கா நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி ஹட்டோரிய நண்பனாக்கிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரல எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அது அங்க இருக்கா சுபாமி நில்லு நான் வரேன் மெல்லிசு சுபாமி கைய விடு நான் இப்ப யார்கிட்டயும் பேசுற மூட்ல இல்ல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சுபாமா நீ வருத்தப்பட்ட அப்படி எனக்கு கஷ்டமா இருக்கும் என்ன சரி வா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா வெளிய போலாம் அச்சச்சோ என்ன கொடுமை இது அட்டாரி நண்பனாக்கிக்கலாம் நினைச்சு இவன் நண்பன் ஆயிட்டானே சுபாமி வா தெரிஞ்சா நட்புக்கான டெக்னிக் இந்த டெக்னிக் ஒருத்தர் கத்துக்கிறாங்கன்னா அவங்களால யார வேணும்னாலும் தன்னுடைய நண்பரா மாத்த முடியும் ஆனா இவ எதுக்காக இத கத்துக்கிறான்னு புரியலையே எப்படியாவது முதல்ல நான் அதை கண்டுபிடிக்கணும் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் ஷின்சோ எங்க இருக்க ஷின்சோ ஷின்சோ இங்கதான் இருக்கியா வா ஷின்சோ நம்ம சாப்பிட போலாம் ஓ என்னது திடீர்னு எனக்கு என்ன புரியலையே கெனிச்சு நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது சுபமேதா என் ஃப்ரெண்டு இந்த பிரிவு என்னால தாங்க முடியல நான் உடனே அவளை பார்க்க போனோம் சுபாமி நீ எங்க இருக்க சுபாமி திடீர்னு கெனிச்சுக்கு என்னாச்சுன்னு புரியலையே நான் வந்து என்ன நீ தனியா வந்திருக்க கிணச்சி எங்க போயிட்டான் எவ்வளவு நேரம் என் கூட தான் தோட்டத்துல இருந்தா திடீர்னு எங்க போயிட்டான் இந்த கிணச்சி ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல திருந்தவே மாட்டான் போல இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க அவன் எங்க இருக்கான் நான் மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிடுறேன் சரி சிசுமாரு நீ உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிரு பாக்கலாம் இதோ உடனே முடிச்சறேன் பாரு இவன் வேற போறானா இவனை தேட யார அனுப்பணும்னு தெரியல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சுபாமி நானும் உன் கூடவே வந்துடுறேன் இதோ வந்துட்டேன் இப்ப நான் எங்க இருக்கேன் ஆடு நீ எப்போ வந்த எனக்கு உடனே கிருப்பா மாவு பாக்கணும் போல இருக்கு அச்சோ கிணிச்சி நீ என்ன சொல்ற சிஷிமாரு எங்கேயோ போயிட்டானா எங்க போயிட்டான் அவன் எங்க போனான்னு தெரியல ஆனா காமெடியா நடந்துட்டான் டிங் டிங் நானே போய் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் இரு நானும் வரேன் பசங்களா நில்லுங்க எங்க போறீங்க ஓ இவங்களுக்கு தினமும் இதே வேலையா படிச்சுச்சு நான் நினைச்சது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா நடக்குமா ஆ மற்றவர் எனக்கு ஃப்ரெண்டாக மாட்டானா நீ எங்க இருக்க இதோ நான் வந்துட்டேன் எனக்கு உன்னோட நட்பு தேவை இவனுக்கு என்னாச்சு திடீர்னு ஓ மைடியா சுபாமி உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கட்டுமா வெளியில ஐயாவது வரையா போவோமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா நீ வந்துட்டியா சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து மாமி என்ன விட்டு ஏன் போயிட்டேன் இதோ வரேன் இதோ வரேன் சிசுமாரு அங்கேயே நில்லு கிட்ட வந்தா உன் சும்மா விட மாட்டேன் கவலையே படாதீங்க மீன் தண்ணியை விட்டு வெளியில வராததுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி டிண்டி மறுபடியும் தயவு செஞ்சு உன் டெக்னிக்கை மட்டும் பயன்படுத்திடாத இல்ல இல்ல அப்படி அப்படிலாம் எதுவும் தானா கிடைக்கணும் இப்படி நிஞ்சா டெக்னிக்கால கிடைக்க கூடாது ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது நான் இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் எதுவும் எனக்கு பத்தல சரி ஹட்டாரி நான் மறுபடியும் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன் பாய் என்ன நண்பர்களே சுபாமேவ பாத்தீங்கல்ல நட்புங்கிறது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது தானா வரணும் புரியுதா டிங் டிங் அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக கூடாது என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா டிங் டிங் என்னச்சே நீ மறக்காம வீட்டுக்கு போன உடனே இந்த லெட்டர் உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும் ஆனா சார் இந்த லெட்டர் என்னது அம்மா கிட்ட கூட படிச்சதும் தெரியும் சரி சார் நான் வந்துட்டேம்மா ஹாய் கெனிச்சி வந்துட்டியாப்பா கெனிச்சி அம்மா ஏன்பா அங்கே நிக்கிற உன் முகம் ஏன் வாடி போயிருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா பிரச்சனை இல்ல ஒண்ணு இல்ல எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு என்ன ஹோம்ஒர்க்க பத்தி எல்லாம் கவலைப்படுற <laughs> அம்மா நான் போய் ஹோம்ஒர்க் முடிக்கிறேன் ஹலோ ஆண்டி ஹாய் இந்த நேரத்துல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றேனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன விஷயம் கேமமாக்கி சொல்லு அது ஒண்ணும் இல்ல சார் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புனாரு அத கெனிச்சு மறந்துட போறான்னு என்கிட்ட சொல்ல சொன்னாரு அவ்வளவுதான் சொல்லட்டுமா ஆண்டி அப்படி என்ன முக்கியமான விஷயம் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி கெனிச்சு கிட்ட கொடுத்து அனுப்புனாரு அடடா இவனுக்கு வேற வேலையே இல்லையா நேரம் பார்த்து வந்துட்டான் ஓ இத பார்த்தா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்தாகணும் போல இருக்கு கெனச்சு அம்மா அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அத உன்கிட்ட சொல்ல மாட்டேன் இந்த லெட்டர்ல இருக்கிறத நான் ரகசியமா வச்சுக்க போறேன் புரியுதா அதோட முடிஞ்சது கதை டிங் டிங் இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே எனக்கு பயமா இருக்கு ஹட்டோரி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது கெனச்சி நீ சொல்றபடி நான் கேட்டேன்னா அப்புறம் நம்ம வீட்ல பெரிய பிரச்சனை வெடிக்கும் தெரியும்ல டிங் டிங் அட்டோரி உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன்பா எனக்கு இந்த வேலை செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனா உனக்காக நான் செய்யறேன் கெனச்சி வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரமா வர முயற்சி பண்றேன் வீட்டு வேலை என்னமா மத்த எல்லா வேலையும் முடிச்சிட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பாய் பத்திரமா போயிட்டு வாப்பா எல்லா வேலையும் நான் சீக்கிரமா முடிச்சதா கெனிச்சியோட ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும் அத இங்க தானே எங்கேயோ வச்சிருந்தேன் எங்க போச்சு டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் ஆ இந்த படத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அண்ணா இந்த போட்டோ வச்சு என்ன பண்ண போறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் இப்போ இன்னொருத்தங்கள மாட போறேன் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு தோ என்னம்மா இது திடீர்னு வந்திருக்கீங்க வாங்க வாங்க உள்ள வாங்க உங்க எல்லாரையும் பாக்கணும்னு தோணுச்சு அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் உங்க எல்லாரையும் பார்த்தா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா வாங்கம்மா உள்ள வாங்க உங்களுக்கு இன்னைக்கு அவசரமா எந்த வேலையும் இல்ல இல்லம்மா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரொம்ப நல்லதா போச்சு கொஞ்ச நேரம் வீட்டை பாத்துக்கிறீங்களா வெளிய போயிட்டு வந்துடுறேன் என்னது அது என்னன்னா எனக்கு என்ஜி ஸ்கூல்ல வர சொல்லிருக்காங்க நான் உடனே போகணுமா நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசலாம் ஆனா நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் இப்போ ஆ, உ, அட்டோரி நீயா ஆ, ஆமாம்மா நான் தான் நானே தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா டிங் டிங் அடுத்ததா நான் செய்ய போறது இதுதான் என்னதுண்ணா இது இதை வச்சு அம்மா மயங்கி விழற மாதிரி நான் பண்ண போறேன் அதுக்கப்புறம் அவங்க வெளியிலே போக மாட்டாங்க ஆமா ஆமா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது இது எப்படி செய்வீங்க ரெண்டு பேரும் நல்லா பாருங்க இதை இப்படி தான் நான் பயன்படுத்த போறேன் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் ஆ இந்த ட்ரிக் சுத்தமா நல்லால அவங்கள மயங்க வைக்கலாம்னு பார்த்தா நான் மயங்கி விழுந்துட்டேனே பசங்களா நான் கெனிச்சு ஸ்கூலுக்கு போறேன் நான் வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கோங்க அம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா நீங்க அம்மா என்ன மன்னிச்சிருங்க இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி வழி நான் இதை பயன்படுத்தி தான் ஆகணும் வேற வழியே இல்ல இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போக கூடாது அதுக்கு பதிலா வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாக்கலாம் வீட்டுல துணி துவைக்கலாம் சுத்தம் பண்ணலாம் எல்லா வேலையும் பண்ணலாம் ஒரு நெஞ்சாவா இருந்துகிட்டு என்னால எதுவும் சாதிக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன் ஆனா நினைச்சதை இப்ப நிறைவேத்திட்டேன் ஓகே இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கெனிச்சி உங்க அம்மா இன்னும் வரலையா அது வந்து சார் எங்க அம்மாக்கு இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை சார் எனது இவங்க அம்மா ஸ்கூலுக்கு வராம இருக்கிற மாதிரி அட்டோர் கிட்ட ஏதாவது சொல்லி இருப்பான் இவன சார் எனக்கு ரெஸ்ட் ரூம்க்கு போகணும் என்ன கேமுமாக்கி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது வந்து உங்களுக்காக தான் வந்த ஆண்டி எல்லாரும் ஸ்கூல்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க ஸ்கூல்ல எனக்காகவா என்ன பேசுற நீ என்னது இது அந்த அட்டோரி தான் நிஞ்சா டெக்னிக் ஏதோ பயன்படுத்தி இருக்கான்னு நினைக்கிறேன் தப்பா நினைச்சுக்காதப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் உன்னை அப்புறமா பாக்குறேன் பாய் ஆண்டி ஆண்டி நில்லுங்க என்ன தாண்டி உன்னால போக முடியாது கூட சண்டை போட நிஞ்சா டெக்னிக்லாம் தேவையில்லை இப்ப பாரு போங்க சொல்லுங்களா தவளை வேணாம் இதுல இருந்து தப்பிக்க கத்துக்க பழையபடி மாற நிஞ்சா டெக்னிக் அச்சோ டைம் ஆயிடுச்சு நான் கெனிச்சோட ஸ்கூலுக்கு வர போகணுமே வாங்க ஆண்டி சீக்கிரம் வாங்க உடனே நாம ஸ்கூலுக்கு போயிடலாம் வாங்க இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கணும் ஆ கெனிச்சம்மா நீங்க வந்துட்டீங்களா லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க சார் அடா அம்மா வந்துட்டாங்களா முடிஞ்சது ஜோலி பசங்களா இன்னைக்கு கெனிச்சியோட அம்மாவை எதுக்காக ஸ்கூலுக்கு கூப்பிட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியும் இது வரைக்கும் கெனிச்சி எந்த பரீட்சையிலையும் சரியா மார்க் வாங்கினதே இல்ல ஆனா போன தடவை எழுதின பரீட்சையில அவன் நல்ல மார்க் வாங்கிட்டான் இதுக்கு அவனை பாராட்டணும் அதே சமயத்துல அவங்க அம்மாவும் பார்த்து பெருமைப்படட்டுமேன்னு கூப்பிட்டேன் என்ன சொல்றீங்க இந்த பரீட்சையில கெனிச்சி நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருக்கான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் வாங்கினதே இல்ல மேடம் ஏ நான் சாதிச்சிட்டேன் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கெனச்சி ஆனா எனக்கு பெருமையா இருக்கு என்ன இது இப்படி சொதப்பிருச்சு அடுத்த தடவை மாட்டுவேன் இரு கிட்ட வராதீங்க மேல விழாதீங்க போயிடுங்க எனக்கு வேணாம் எனக்கு பயம் வேணாம் வேணாம் வேணாம் விட்டுருங்க கெனிச்சி மாட்டை அடக்க போறானா டிங் டிங் மிஸ்டர் கெனமாக்கி நீங்க கலக்கிட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல கடைசியா பிஸ்டலை இப்படி சுத்தி உள்ள வைக்கணும் அதுதான் உண்மையான டேலண்ட் யுமிகோ இந்த பாட்டில் செய்யனால தலைகீழ நின்னு கூட சுட முடியும் என்ன பொழப்புடா இது இவருக்கு வேற வேலை வெட்டியே இல்ல இதெல்லாம் என்ன செய்ய சொல்றாரு மறுபடியும் சத்தம் கேட்டுது என்னது இது <laughs> இந்த டெக்னிக்க தான் டைம் லாக்னு சொல்லுவாங்க நீங்க கிரேட் ஷூட்டர் கேம சேச்சே சேச்சே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல ஐயோ அடுத்து புதுசா என்ன செய்ய போறாரோ <laughs> கொஞ்சம் பயிற்சி எடுத்து என்னால இதை செய்ய முடியும் ஏன் இவன் மட்டும் செஞ்சு காட்டுவானா இத நானும் சாதிக்கிறேன் ம் ம் என்ன மன்னிச்சிருங்க கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி என்ன பண்றீங்க நீங்க யாரு ராம்பாக்கு இச்சதுனால அம்பு ரொம்ப தூரம் போயிடுச்சு கபடி கபடி இப்ப என்ன பண்ணலாம் சுச்சுமாரு ஆ டிங் டிங் ஹட்டோரி நீயா வணக்கம் என் பெயர் ஹட்டோரி இங்க இருக்கும் மக்களின் தலைவன் நான் நானும் இந்த ஊர் தான் நானும் இவங்கள ஒருத்தன் தான் ஒரு கௌபாயா எத்தனை தடவை நீங்க தோத்தாலும் மறுபடி மறுபடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது உண்மைதான் ஆனா எனக்கு கௌபாயா இருக்க தகுதி இல்லன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல கௌபாய்னா சுட தெரிஞ்சா மட்டும் பத்தாது குதிரை சவாரி செய்ய தெரியணும் மாடுகளை எல்லாம் நல்லா பாத்துக்க தெரிஞ்சிருக்கணும் இப்படி நிறைய இருக்கு இந்த விஷயம் புக்ல எழுதிருக்கல நானும் படிச்சிருக்கேன் நம்மள மாதிரி ஆட்கள் பொய் சொல்லவே கூடாது அப்படிதான் என்ன கொடுமை இது இதுக்கென்னு சில செய்ய முடியாது இது ரொம்ப ரொம்ப மோசம் இது கழட்ட முடியலையே விடு ஹேய் உர்ரா என்ன பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படிதான் கலக்கிறப்போ நீங்க கலக்கிறீங்க கைஸ் அப்படியே பண்ணுங்க அப்படியே பண்ணுங்க அது பாத்து இன்னும் பொறுமையா போ ரொம்ப போகாத ரொம்ப நல்லா இருக்கு நீ கலக்கிட்டு இருக்க எதிரி பார்க்கலாம் என்ன மிஞ்ச வேற யாரும் இல்ல இவன் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கான் இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா மிஸ்டர் கெனிச்சி இல்லையே நான் எதுவும் சொல்லலையே இல்ல நீங்க சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு நான் உங்களை விட திறமசாலியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல நான் தான் ஒண்ணு சொல்லலன்னு சொல்றேன்ல அப்ப உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த மாட்டு மேல ஏறி உட்காருங்க பாக்கலாம் அந்த மாடு மேல ஏறி உட்காந்து எனக்கு எந்த பயமும் இல்ல நிரூபிச்சு காட்டுறேன் இப்ப விசாரிச்சு காட்டுறேன் விடுங்க என்ன விடுங்க Hey, come நீ எத்தனை நினைச்சு பயப்படாத கிணிச்சி நிச்சயமா உன்னால சாதிக்க முடியும்னு தைரியமாயிரு நான் இருக்கேன் உன் கூட டிங் டிங் அட்டூரி வந்துட்டியா உண்மையிலே ரொம்ப தைரியசாலி <laughs> எல்லாரும் பாத்தீங்களா எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல டிங் டிங் இது பாரு நான் சொல்றத கேளு நான் சொல்றபடி செஞ்சினா உனக்கு என்ன வேணும் நான் கொடுப்பேன் தயவு செஞ்சு அவனை மட்டும் கீழே தள்ளி விட்டுறாத புரிஞ்சுதா ஓகே ஓகே போலா போலா அட எப்படி இதுல பொறுமையா போறான் இதுக்கு வாய்ப்பே இல்லையே <laughs> என்னால இத நம்பவே முடியல கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விலங்க இருக்கு ஏக்கியோ என்ன பண்ணனு தெரியல போ இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க பஸ் என்ன கதைங்கிறது இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் தயவு செஞ்சு தயவு செஞ்சு நில்லு நான் சொல்றத கேளு கேப்பியா மாட்டியா நீ என்ன கேட்டாலும் சரி அதை நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன் சிக்கன் வேணுமா சொல்லு இல்ல ஃபிஷ் வேணுமா சொல்லு இல்ல சாப்பாடு வேணுமா சொல்லு என்ன வேணும்னாலும் உனக்கு தரேன் டிங் சாப்பாட்டு பேரை சொன்ன உடனே நிறுத்துவேன் தெரிஞ்சிருந்தா அங்கேயே நிறுத்திருப்பேன் எப்படியோ ரொம்ப நன்றி என்ன கணிச்சு இதை இன்னைக்கு நாம எஸ்கர்ஷன் போறோம்னு தெரியும்ல சீக்கிரம் வந்திருக்கலாம்ல சாரி சார் சீக்கிரம் வந்த பஸ்ல ஏறப்பேன் ஹாய் யுமிகோ இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாடா எனக்கும் தான் மறுபடியும் இங்க வரலாம் எனக்கு மறுபடியும் காட்டுவாசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்க சுத்தணும்னு ஆசையா இருக்கு டிங் டிங்